ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தௌசண்ட் புட்டாவில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அண்ட் வீடியோ பார்த்து இமீடியட்டாக வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்க முடியுங்க sari number four nine three Body of sari and pallu same color violet color. Contrast blouse bottle green. பாடியில் வரக்கூடிய அந்த புட்டான் பார்த்துட்டிங்கன்னா கோல்டு சில்வர் ரெண்டு டெஸ்டட் சரிலையுமே ஆல்டர்னேட்டிவாக வருங்க ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் உங்களுக்கு கேப் வரும் அதெல்லாமே உங்களுக்கு ப்ளீட் போர்ஷனுக்கு வந்துடுங்க sari number four nine four body of sari and pallu dark grey கலரில் இருக்குங்க இதோடைய கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பாட்டில் க்ரீன் கலரில் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மோர் தென் டென் சாரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே பியூர் சில்க்குங்க வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு தான் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் தாராளமாக நீங்கள் நம்மக்கிட்ட சாரி வாங்கினதுக்கப்புறம் இது பியூராக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வீட்லேயோ அல்லது லேப்லேயோ கொடுத்தும் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் sari number four nine five and நீங்கள் வாங்குறது பியூர் சில்க்கு வித் சில்க் மார்க்கோடு வாங்குறீங்க அப்படின்னா அது பியூர் தானா அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு டெஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் நிறைய டூப்ளிகேட் அண்ட் மிக்ஸ்டு ப்ராடக்ட் வர ஆரம்பிச்சிருச்சு மிக்ஸ்டு ப்ராடக்டாக இருந்தாலுமே அது பியூர்னு சொல்லி அண்டு பியூர் சில்க்குக்கு ரேட்டுக்கே வந்து கொடுக்குறதா நம்ம கேள்விப்பட்டுட்ருக்கோம் ஸோ நிறைய இப்போ அந்த நியூஸஸ் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குங்க வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து வாங்குறீங்க பியூர் சில்க் வாங்குறீங்க அந்த ரேட் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒர்த்தா இல்லையாங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குற sari number four nine five body of sari பல்லுன்னு பார்த்துட்டிங்கன்னா பீகாக் ப்ளூ டபுள் ஷேடு இதோடைய கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ராணி பிங்க் கலரில் இருக்குது இதுவுமே டபுள் ஷேடு தாங்க sari number four nine six இந்த ஃபோர் நைன் சிக்ஸுடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா body of sari and pallu same colour royal blue repayment ஆப்ஷன்லேயும் இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லேயும் புக் பண்ணலாங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது இதோடைய கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் க்ரீன் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் புக் பண்ணும்போது எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிட்டேஷன்ஸோ கிடையாதுங்க சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி தரோம் இதுவே இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்காக இருந்தது அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குங்க நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் sari number four nine seven Body of saree and pallu same color blue, copper sulfate blue. Contrast pallu வந்து ஆல்கே க்ரீன் கலரில் இருக்குங்க டார்க் ஆல்கே க்ரீனில் இருக்குது sari number four nine eight pallu and blouse sorry இதில் பாடி ஆஃப் சாரீ அண்ட் பல்லு வந்து ஒரே கலருங்க ப்ளூ கலர் இதுவும் கொஞ்சம் டபுள் ஷேடு வர மாதிரி தாங்க இருக்கும் இதில் வரக்கூடிய ப்ளவுஸ் டார்க் ஆல்கே க்ரீனில் இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த ஆல்கே க்ரீனை விட இது கொஞ்சம் டார்க்காக இருக்குங்க அதே மாதிரி ப்ளூ கலர்லேயும் டிஃப்ரென்சஸ் இருக்குது next sari sari number four double nine colour Ramar green colour body of sari pallu Ramar green colour contrast blouse வந்து நேவி ப்ளூவில் இருக்குங்க blouse cash on delivery option select பண்ணிங்க அப்படின்னா ஒரு சாரீ தான் அட் அ டைமில் நீங்கள் புக் பண்ண முடியும் அந்த சாரீ புக்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 இருக்கணுங்க கட் வீடியோவாக இருக்கக்கூடாது sari number five zero two next sari பார்க்குறீங்க இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிங்க் அண்ட் ரெட் மிக்சிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் ரெட்டுன்னு சொல்ல முடியாதுங்க பிங்க் கலர்னு சொல்ல முடியாது ஸோ ரெண்டும் மிக்சிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் body of sari and pallu contrast blouse parrot green கலரில் இருக்குங்க next sari sari number five zero three colour golden yellow colour body of sari and pallu golden yellow colour contrast blouse navy blue கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டன் பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி வாங்கிக்கோங்க சில டபுள் ஷேட் கலர்ஸ் வந்து ஃபோட்டோவில் எக்ஸாக்டாக கேப்சர் பண்ண முடியறது இல்லைங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு லிட்டில் டிஃப்ரென்சஸ் கலரில் வரதாங்க செய்யுது குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து பியூர் சில்க்கு வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஜரியை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் ஃபைன் ஜரி யூஸ் பண்ணியிருக்கோங்க அண்ட் த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் சேரீ தின்னாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை வாஷ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும் ஹேண்ட்லூம் மேடு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சின்ன சின்ன ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்குங்க அதாவது திக்காக இருக்கக்கூடிய த்ரெட்டு விசிபிள் ஆகிறதாகட்டும் light and dark colour mix பண்ணும்போது டார்க் கலர் த்ரெட்டு விசிபிள் ஆகிறது அண்ட் புட்டா சாரீஸில் வந்து லைட்டாக டாப் அண்ட் பாட்டமில் வந்து அந்த டைட்டாக ஹூக் பண்ணி இருக்கிறதுனால விலகி இருக்கிறதாகட்டும் ஸோ இதெல்லாமே வந்து காமனாக ஹேண்ட்லூம் சாரீஸில் வரக்கூடிய ஒன்று தான் இப்போ நீங்கள் பார்க்குற சாரீ ஃபைவ் ஜீரோ ஃபோர் சாரியுடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா க்ரீன் டபுள் ஷேடில் வருதுங்க ஏன்னா க்ரீனு மஸ்டர்ட் மிக்ஸ் ஆகிருக்கு இதோடைய கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ராணி பிங்க் கலரில் இருக்குது next sari sari number five zero five body of sari and pallu cream கலருங்க இதோடைய contrast blouse coffee brown colour இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அண்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து குரூப்பில் மட்டும்தாங்க வருது செப்பரேட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஷாப்பில் இருக்கிறது தான் காட்ட முடியுமே தவிர நம்மக்கிட்ட செப்பரேட்டாக ஃபோல்டர்லேயோ அல்லது கலெக்ஷன்ஸோ ஃபோட்டோஸோ தனியாக நம்மக்கிட்ட இப்போ இல்லைங்க ஏன்னா எவ்ரிடே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாரீஸ் வெரைட்டிஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ அதனால் செப்பரேட்டாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியலைங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரீ வருதோ கலர் வருதோ ப்ரைஸில் இருக்கோ அப்போ ஆன் டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா புக் பண்ணிக்கலாம் sari number five zero six contrast blouse ink blue இந்த சாரியுடைய கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது பெய்ஜ் கலரில் கொஞ்சம் டார்க் பெய்ஜாக இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த சாரியுடைய price six thousand seven hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது எல்லாமே பியூர் சில்க் சாரீங்க ஒவ்வொரு சாரீ கூடயும் கட்டாயம் உங்களுக்கு சில்க் மார்க் டேக் வந்துடும் ஸோ இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கர் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது ஸோ இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கர் தான் லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வர்ணாங்கிற நேம் வரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்